அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பயிற்சிக்கான பலன்களும் பரிகாரமும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இன்னைக்குதான் தான் சனி பகவான் விருச்சிகத்துல இருந்து தனுசுக்கு இடம் மாறி இருக்காரு இப்ப மேஷல மேஷ ராசிக்கான பலன்களை பத்தி இப்ப பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க கடந்த இரண்டரை வருடமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அஷ்டம சனினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இனி அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு நூறு சதவீதம் வந்துருவாங்க கவலையே பட தேவையில்லைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்ப அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இந்த அஷ்டமசல்ல இருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்க ஏன்னா அதுக்கான பலன்கள் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே சனி பகவான் காட்டிடுவாரு அதனால இப்ப இன்னைக்கு நடந்திருக்கு இல்லைங்களா சனி பயிற்சி இதுல மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க தொழில் ரீதியா குடும்பம் ரீதியா குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுனால ஒன்னா சேர்ந்துருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான பாதிப்புகள் கடன்கள் அதிகமா இருந்தா கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க நல்லா சம்பாதிப்பாங்க உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க இதனால வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டிருந்தா இந்த சனிப்பயிற்சி இன்னைக்கு மாறி இருக்கு இல்லைங்களா இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப அமோகமா இருக்க போதுங்க மேஷ ராசிக்கான பலன் வந்து அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கான பரிகாரங்கள் நான் வந்து என்னன்னு சொல்லணும்னா பக்கத்துல இருக்க சிவன் கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் ஏதாவது பழங்காலத்து சிவன் கோயில் இருக்கான்னு பாருங்க அந்த சிவன் கோயில வழிபட்டுட்டு ரெண்டு நெய் தீபம் வச்சுட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் சனி பகவானையும் போய் பார்த்துட்டு வாங்க சிவன் கோயில் உள்ள சனி பகவான் இல்ல சனி பகவான் ஊர்ல ஏதாவது தனியா சாமி இருக்கு சனி பகவான் தனியா வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அந்த அந்த சாமி போய் கும்பிட்டுட்டு வாங்க சனிக்கிழமையில சனி ஓரையில கொடுத்த ரொம்ப விசேஷங்க காலைல ஆறு டு ஏழு இல்லை நைட் எட்டு டு தான் சனி ஓரை அந்த டைம்ல வந்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் மேஷ ராசிக்கான பலன்களும் பரிகாரமும் இதுதான் செஞ்சு பாருங்க அடுத்து ரிஷபராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் ரிஷபராசிக்கான பலன்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்ட சனி முடிஞ்சு அஷ்டம சனி வருதுங்க இதனால வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் அது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம் குறிக்குது அதனால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் நிறையவே வந்திருக்கும் ஒரு சில பேத்துக்கு நிறைய வந்திருக்கும் ஒரு சில பேத்துக்கு சண்டையே இல்லை அந்த இடத்துல இருந்தாலும் சில வாக்குவாதங்கள் கண்டிப்பா அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இல்லை அஷ்டம சனி வருது அஷ்டசம் அஷ்டம சனிலையும் பாதி பாதிப்பு இருக்கும் மேஷ ராசி அளவுக்கு பாதிப்பு இருக்காது நீங்க பயந்துட்டு இருப்பீங்க மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்கு அடுத்தது வரப்போகுது பாதிப்புகள்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அந்த அளவுக்கு பாதிக்காதீங்க கவலையே பட வேணாம் நீங்க அதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில சனி ஓரையில போய் சனி பகவான கும்பிடுறது தான் ஒரே வழி சனி பகவான கெட்டிவா பிடிச்சிக்கோங்க சனி ஓரையில போய் வழிபட்டுட்டு வாங்க அடுத்து சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வெத்தலை மாலை வாங்கி போடுங்க இது நீங்க கண்டினியூஸா வாரம் வாரம் நீங்க செஞ்சுட்டே வாங்க படிப்படியா உங்க பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு மனப்பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரியா சிவியரா இருக்காதுங்க அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க பெரிய அளவுக்கு ரிஷப ராசிக்கு பாதிக்காதுங்க இப்போ அடுத்தது மிதன ராசி மிதன ராசிக்கான பலன்களும் பரிகாரமும் பார்க்கலாங்க மிதன ராசிக்கான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கண்டசனி வருதுங்க குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த டைமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா மின்தின ராசியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி போயிடுங்க ரொம்ப வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சண்டை சச்சரிவுகள் அதிகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை பிரச்சனை வரும்போது ஓம் சாண்டிங் போட்டுக்கோங்க வீட்டில் இல்லைன்னா ஓமை வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டே வாங்க ஓம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்க கிளிப்பிங்ல நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஓமை பத்தி அந்த ஓமம் வந்து ஜெபிச்சுட்டே வாங்க அடுத்து சனி பகவானோட காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிச்சுட்டே வாங்க டெய்லி நீங்க சொல்லலாம் கீழே உட்காந்து சொல்லக்கூடாது ஒரு வேஷ்டியோ வெள்ளை வேஷ்டியோ இல்ல பலக மேல உட்காந்து தான் அந்த மந்திரத்தை சொல்லணும் இதுக்கு முன்னாடி இருக்க அந்த வீடியோஸ்ல காயத்ரி மந்திரத்தை பத்தி சொல்லியிருப்பேன் அதில் சனி பகவான காயத்ரி மந்திரத்தை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பிரச்சனைகள் வந்து அதிகம் வராது இந்த மாதிரி நீங்க பரிகாரங்கள் செய்யும் போது இந்த மாதிரி வழிபடும் போது கோயில்ல போய் வழிபடும் போது வீட்டுல சாமி கும்பிடும் போது படிப்படியான பிரச்சனைகள் தீரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க விநாயகர் கோயிலுக்கு போலாங்க சங்கடகா சக்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலில் போய் வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப சிறப்பு சனிக்கிழமையில சனி ஓரையில சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க இந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கவலைய பட தேவையில்லை மிதராசிக்காரங்க அடுத்து கடகம் கடகராசிக்கான பலன்களும் பரிகாரமும் பார்க்கலாங்க கடகராசிக்கு ஆறாம் இடத்துல வருதுங்க ரொம்ப சிறப்பு மறைவு ஸ்தானத்துக்கு வருது சனி பகவான் நோய் நொடி எதிரின்னு சொல்லி சொல்லுவோம் எந்த பிரச்சனையுமே வராது சனி பகவானே அங்க இருக்கிறதுனால எதிரிக கூட இவங்க கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி டைம் தான் இது தொழில் ரீதியா மன ரீதியா குடும்ப ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் சிவன் கோயில்ல போய் சிவனை வழிபட்டுட்டு சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்க அது வழிபடும் போது நிவர்த்தி ஆயிடுங்க கடகராசிக்கு பலன்கள் இந்த சனிப்பயிற்சி சூப்பரா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி பலன்களும் பரிகாரமும் பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கான பலன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வராரு பூர்வீகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப குழந்தைங்களால பிள்ளைகளால மனவேதனைகள் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் இப்ப சனிப்பயிற்சி மாறதுனா மூலியமா இன்னும் நிறைய குழந்தைங்களெல்லாம் அனுபவிப்பாங்க கெட்ட பேர் வரும் சொன்ன சொல் கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க இப்போ பிள்ளைங்க வந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க காலேஜ் முடிச்சிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுமோ சிம்மராசிக்காரங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க உடனே அவங்கள திட்டிடாதீங்க அவசரப்படாதீங்க பொறுமையாக உட்காந்து அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கான ரெமடியை நீங்க சொல்லுங்க பொறுமையா சொன்னா எந்த குழந்தைங்களுமே புரிஞ்சுப்பாங்க உடனே சண்டை போட்டுறாதீங்க அதுல பிரச்சனையில போய் முடியும் அதனால பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பிள்ளைகளால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு மற்றபடி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த சனி பயிற்சி இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க சனிக்கிழமை இல்லை புதன்கிழமையில போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க விநாயகரையும் கும்பிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் விநாயகர் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பு இந்த சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கான பலன்களும் பரிகாரம் பத்தி பார்க்கலாங்க கண் கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோங்க இப்போ நீங்க பார்க்க போறது வந்து கன்னிராசிக்கான அர்தாஷ்டம சனி என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன உளைச்சல்கள் நாலாம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு தாய்க்கு பொண்ணுக்கும் இல்லை பையனுக்குமே வாக்குவாதங்கள் சில சில பிரச்சனைகள் இல்லை இவங்க மூலியமா தாய்க்கு வந்து உடல்நிலை கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க தாய்க்கு உடல்நிலை பாதிக்கும் கன்னிராசிக்கு இவங்களுக்கும் சின்ன சின்ன எதிரிகளால மறைமுகமான எதிரிகளால இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்கு அதனால ஜாக்கிரதையா இருங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சாமி கும்பிடுங்க விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க இதுல இருந்து நீங்க கண்டிப்பா மீண்டு வந்துருவீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது விநாயகர் கும்பிடுறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா சங்கடகர் சக்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப சிவியரான பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைனால சால்வ் பண்ண முடியலைங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா அந்த சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சங்கடகள் சதுர்த்தி அன்னைக்கு பாலாபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க கன்னிராசிக்கான பலன்கள் பரிகாரமும் இதுதான் மற்றபடி கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ரீதியாகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்த லெவல் நீங்க போவீங்க அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு இப்பதான் ஏழு சனி விட்டு விலகிறாரு அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க துலாம் ராசிக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் இப்பயே அநேகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா சனி பயிற்சி இன்னைக்கு நடந்திருக்கு இல்லைங்களா துலா ராசிக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க அதனால சனி பகவானுக்கு போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க சாமியை வழிபட்டுட்டு வாங்க உங்க பக்கத்துல இருக்க கோயில் சிவன் கோயில் போயிட்டு சிவனை போய் வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் அதிகம் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை துலாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அவங்களுக்கான பலன்களும் பரிகாரமும் நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களும் பரிகாரமும் பார்க்கலாங்க விருச்சிக ராசி வந்து இந்த ஜென்ம சனில இருந்து மீண்டு இப்ப வந்து பாத சனிக்கு வராது சனி பகவான் ஜென்ம சனில இருக்கும்போது உடல் உபாதைகள் நிறைய இருக்குங்க உடல் ரீதியா மன ரீதியான பாதிப்புகள் வந்து அதிகமா கொடுத்துருப்பாரு சனி பகவான் இப்ப வந்து பாத சனி வர்றதுனால அந்த பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு மன நிம்மதி ஏற்படும் அதனால எந்த பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அந்த விருச்சிக ராசி இப்ப நினைப்பாங்க இவ்வளவு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் இதுக்கு மேல எந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க அந்த பக்குவத்துக்கு அவங்க வந்துருவாங்க விருச்சிக ராசிக்காரங்க அந்த பக்குவத்துக்கு வந்துருவாங்க இருந்தாலும் அவங்க ஏழரசன் இன்னும் முடியாத காரணத்தினால இந்த கடைசி ரெண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்தாலும் நீங்க சனி பகவானை போய் சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில போய் வழிபடுங்க ஆஞ்சநேயர் கோயில் வந்து சனிக்கிழமை புதன்கிழமையும் போய் வெத்தலை மாலையும் இல்ல துளசி மாலை போய் வாங்கி கொடுத்துட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க படிப்படியா பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இப்ப அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்குன்னா சனி பகவான் வந்திருக்காரு ஜென்ம ராசியா அவங்க ஒன்றும் பண்ணாது குரு வீடுனால ஒன்றும் பாதிப்புகள் அதிகமா இருக்காது இருந்தாலும் உடல் ரீதியா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய செலவாகும் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி தர மாதிரி இருக்கும் ஒன்றும் குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு உடம்பு செல்லாத இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதிகமா செலவாகிற மாதிரி இருக்குங்க நீங்களும் உங்க உடம்ப பார்த்துக்கோங்க மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணும்னா இப்போ எடுத்து பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பிரச்சனைகள்னு அதிகமாக கிடையாது தைரியமா இருங்க சனி பகவான் ஜென்மசனில உட்காந்துருக்காரு ரெண்டரை வருஷம் என்ன போராட்டம் நடக்க போகுதுன்னு நினைச்சு கவலையே பட வேணாம் குருவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது நீங்க நீங்க என்ன வழிபடணும்னு பாத்தீங்கன்னாக்கா சிவன் கோயில் சிவனை வழிபட்டுட்டு அதுல உள்ள சனி பகவானையும் போய் ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு சிவனுக்கு நெய் தீபம் இட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான பிரச்சனைகள் படிப்படியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க என்னடா சனி பகவான் இப்பதான் வந்திருக்காரு ஏழரை சனி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஏழரை சனி தான் மகர வீடு இல்லைங்களா சனி வீடு கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி வீடு அது அதனால ஏழரை வந்ததுன்னா இவங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் இருக்காது இப்ப துலாம் ராசி துலாம் ராசிக்கும் அதே மாதிரி தாங்க இருந்தாலும் மகர ராசிக்கு இப்ப ஏழரை வர்றதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டரை வந்து விரைய சனி தான் விரையாதிபதி நிறைய செலவுகள் வரும் சுப செலவை மாத்திக்கோங்க வீடு கட்டுறதுன்னா வீடு கட்டிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அந்த கடனை கட்டுற மாதிரி பண்ணுங்க இது சுப செலவா பண்ணிக்கோங்க மேற்படி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை மற்ற ராசிக்கான வாய்ப்புகள் இருக்கு மகரத்துக்கு அந்த மாதிரி இல்லை அது பொங்கு சனியா இருந்தா ஒரு திருப்பு முனை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் பிஸ்னஸ் ரீதியா வேலை கிடைக்கல அப்படின்றவங்களாம் கண்டிப்பா இந்த தடவை வேலை கிடைக்கும் ஒரு ஹை லெவல் போஸ்டிங்ல போய் உட்கார போறீங்க இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்கு இருந்தாலும் நீங்க சனி பகவானை போய் வழிபடணும் சனிக்கிழமையில சனி ஓரையில போய் சனி பகவானை வழிபடணும் காலைல ஆறு டு ஏழு நைட் எட்டு டு ஒன்பதுல போய் சனி பகவானை போய் சனி ஓரையில போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாமிக்கு மாலை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு எள்ளு எள்ளுல நல்லெண்ணெய் தீபம் இட்டு விளக்கேத்திட்டு வாங்க உங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் தனுசுல இருந்து மூணாம் பார்வையா பாக்குறாரு ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி வந்து கும்பராசிக்கு ரொம்ப அமுகமா இருக்குங்க கவலையே பட தேவையில்ல தொழில் ரீதியா வேலை ஒருத்தங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல இன்னும் மாத்தலான்னு இருக்கேன் வீட்டு பக்கத்துல இன்னும் எனக்கு நம்மளுக்கு கிடைக்கல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச இடத்துல நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஆனா கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் ரீதியா மன ரீதியா தொழில் ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்க போது சனி பகவான் பாக்குறாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கும்பராசிக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறைவு அதனால அவங்க இன்னைக்கு சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்குங்க வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வீடு வாங்காதவங்க கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க நிலம் வாங்காதவங்க நிலம் வாங்கிடுவாங்க ஃபாரின் ட்ரிப் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க பாஸ்போர்ட் விசால ஈஸியாக கிடைக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா சாமிக்கு போய் நன்றி சொல்லிட்டு வாங்க சனி பகவானுக்கு போயிட்டு கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு போய் சாமி போய் கும்பிட்டுட்டு சனி பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க அடுத்து மீனராசி மீனராசிக்கு பலன்களும் பரிகாரமும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வராருங்க தொழில் பண்றவங்களா இருந்தால் சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படும் தொழில் அதிகமாக இருக்காது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க தடுமாற்றங்கள் நிறையவே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து நிறையவே இருக்குங்க நீங்க அதுக்கொஸ்ட்டு கவலைப்பட வேணாம் சனி சனிக்கிழமை சனி ஓரையில சனி பகவானை போய் கும்பிட்டுவாங்க ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மீன ராசிக்கு மட்டும் இவ்வளோ யோசிக்கிறாங்க இவ்வளோ திங்க் பண்ணுறாங்க என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏழரை விட பாதிப்பா அப்படின்னா அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான பிரச்சனைகள் அங்கே ஸ்டாஃப் மூலயமா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பிஸ்னஸ் சரியானபடி இப்போ நடக்காது ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருக்குங்க அதே சமயம் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கையில் காசு தங்காது அது சுப செலவாக இருக்காதுங்க நிறைய விரைய செலவாக இருக்கும் தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க இல்லை மெடிசனுக்கு செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி செலவுகள் தான் அதிகமாக இருக்குங்க மீனராசிக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில சனி ஓரையில போய் சனி பகவானுக்கும் கும்பிட்டுட்டு வாங்க வழிபட்டுட்டு வாங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வர வர இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துடலாம் மீனராசிக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே சமயம் மிதுனராசி கண்ட சனி வர்றதுனால வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க வண்டியில போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சின்ன சின்ன விபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிதுனராசிக்கு இருக்கு மீனராசியும் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க வெளியே போகும்போது மற்றபடி மீனராசிக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்